அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் தொகுப்பு உலக நூலகத்தின் இருக்கும் ஐந்து சிறந்த உண்மைகள் அது என்ன உலக நூலகத்தின் ஐந்து சிறந்த உண்மைகள்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது கூட இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஆசியாவில் இருக்கிற தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இது ஆசியாவோட மிக பழமையான நூலகமாக இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன இங்கு ஏறத்தாழ இருபத்தைந்தாயிரம் சமர்கிருத நூல்கள் பதினோரு இந்திய மொழிகள் உள்ளன அடுத்தது கன்னிமாரா நூலகம் இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது இந்த நூலகம் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகமாம் மேலும் இது ஐக்கிய நாடுகளின் களஞ்சிய நூலகமாக உள்ளது அடுத்தது திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள நடுவன் நூலகம் இது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்கு உரியது இந்த நூலகத்தில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கிறது அடுத்தது இது இந்தியாவின் தேசிய நூலகம் இந்த நூலகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது இது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம் இது இது இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும் இந்த நூலகம் ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது கடைசியாக பார்க்க போகும் நூலகத்தின் பெயர் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இது அமெரிக்காவில் அமைந்துள்ளது இது உலகத்தின் மிகப்பெரிய இந்த நூலகம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது இது ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன்